வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக நமது சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்ம பதிவு செஞ்சுட்டு வரோம் பிடித்தவ பிடித்தவர்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வந்து குரு வளையம் அப்படின்னா என்ன சரிங்களாங்க இந்த குரு வளையத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி இருக்கு இல்லையாங்க இந்த நான்கு ராசியில் குரு அமர்ந்து இருந்தால் அது வந்து குரு வளையம் சரிங்களா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசி இப்போ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனுசில் வந்து குரு இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அப்படி அப்படி அர்த்தம் கிடையாதுங்க இது வந்து இன்னும் துல்லியமாக பலன் போக போக போக மாறிக்கிட்டே போகும் சரிங்களா குரு இந்த இடத்தில் அமரும் பொழுது சிறப்பான பலன்களை தருவார் அப்படிங்கிறது தான் என்னங்க இப்போ வந்து ரிஷபத்தை எடுத்துக்கோங்க ரிஷபத்தில் குரு இருக்கார் ரிஷபத்தில் குரு இருக்குன்னா ரிஷபத்தோட அறிபதி சுக்கரன் குருவுக்கு எதிர்கட்சி மாதிரி ஒரு பகைங்கிற மாதிரி நல்லதை செய்ய மாட்டார் கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார் ரிஷபத்தில் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எப்படிங்க நல்லது செய்வார் அது ஒன்றும் புரியலையே அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க அரசியல்வாதியில் ஒன்றுமே இருக்கார் கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க பத்து வருஷமாக ஆனால் புகழ் மட்டும் அதிகமாக இருந்திருக்கும் பணம் மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இதுக்கு என்ன காரணம் ரிஷபத்துலேயோ இல்லை பார்வையோ அந்த இடத்து ரிஷபத்தில் குருவோ இருந்திருந்தாரா அந்த தொடர்பெல்லாம் ஏற்படும் சரிங்களா அதாவது உங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்ப ஏற்படுத்தலாம் ஆனால் நீடித்த புகழ் நீடித்த அந்தஸ்து ஒரு பக்க பலம் ஒரு ஆதரவு அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது சிம்மத்தில் சிம்மத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்க வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கொள்கையோடு இப்படி தான் அணுகணும் இந்த விஷயத்த சொன்னால் நடக்கணும் ஒரு ஆளுமை தன்மைங்கிறது மட்டும் இயல்புலேயே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க பிடிவாத தன்மையுமே இருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னா எப்படியா செஞ்சுருவாங்க சரிங்களா சிம்மம் அதில் அடுத்தவங்களை கட்டுப்படுத்தி ஆள்றதில் ஒரு தலைவராக ஒரு பதவி கிடைக்கிறதுல இயல்புலேயே அவங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் சிம்ம குரு அடுத்தது வந்து தனுசு குரு தனுசு குருங்கிறது வந்து இவங்க ஓடி ஓடி போய் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களுக்கு முன்னாடி இவங்க முன் வந்து அடுத்தவங்களுக்கு வேணான்னு சொன்னாலும் இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க அதுக்கு தான் தனுசுலேருந்து போகிற வில்லு இருக்கே அதுக்கு சமம் ஒரு வில்லு ஏண்டிட்டாங்கன்னா அது அடையாமல் விட மாட்டாங்க சரிங்களா அடுத்தது வந்து கும்பகுரு கும்பகுருங்கிறது வந்து ஒரு பணப்புழக்கம்ங்கிறது வந்து ஒரு அதிகமாக கிடைக்கும் இது வந்து கும்பகுரு எந்த எல்லாமே சமமாக இருப்பது தான் கும்பகுரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இதில் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானத்தில் தன்னடக்கத்தில் இந்த கும்பகுரு அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா என்னங்க எல்லாருக்குமே நிறையா பேருக்கு குரு இருக்கும் ஆனால் நிறைய பணம் கஷ்டமே இருக்குமே நல்லா புரிஞ்சுக்கங்க பண கஷ்டம் ஒரு பக்கம் அது வேறு உங்களுக்கு சப்போர்ட்டு என்ன வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அதை யாராவது வெளியில் தப்பிச்சு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ஆனால் இது யாருக்கெல்லாம் சரியாக இருக்காருங்க குரு இந்த அதிபருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுலாம் மறையக்கூடாது லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவமாக இருக்கக்கூடாது இப்போ ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா தனுசு எட்டாம் பாவம் சரிங்களா அப்புறம் தனுசுக்கு ஆறாம் பாவம் ரிஷபம் இப்படி குரு இருந்தார் புரண்டார் சரிங்களா அதே மாதிரி கன்னிக்கு ஆறாம் பாவம் கும்பம் மீனத்துக்கு ஆறாம் பாவம் சிம்மம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது சரியாக புரண்டார் அவர்கள் கொஞ்சம் அதிகமான கடினமான காலகட்டத்தையே அவங்க சந்திப்பாங்க முக்கியமாக அந்த குரு தசை அந்த குரு புத்தி காலகட்டங்களில் குரு வளையம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா அந்த பாவங்கள் உங்களுக்கு பதினொன்றாம் பாவமாகவும் ஐந்தாம் பாவமாகவும் மூணாம் பாவமாகவும் பதினொன்றாம் பாவமாகவும் உண்டா அந்த குரு வளையங்கள் பணப்புழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்